ஃபிஃப்த் நவம்பர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் தொடர்ந்து ஜோ பிடன்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பை பீட் பண்ணிவிட்டு முன்னிலை வகிச்சுக்கிட்டே வந்தாங்க ஸோ ஜோ பிடன் ஜெயிச்சா இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லது பாசிட்டிவ்னஸ் இருக்குது யூஎஸ்கே வந்து கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு அப்போதைக்கு லீடிங்கில் ஜோ பிடன் போய்கிட்டு இருக்கையில் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கவுண்டிங்கில் சம்திங் ராங்குன்ற மாதிரி சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஹோல்டிங்க்கு அப்புறமா ஸ்ட்ராங்கான வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகையில் ஜோ பீடன் வந்து டூ நைன்ட்டி டூ செவன்ட்டி எடுத்தால் வின்னு டூ நைன்ட்டி வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ டூ நைன்ட்டி காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பீடன் வந்து ஜெயிச்சு அவங்க தான் வந்து இப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜோ பிடன் கமலா ஹாரிஸ் இவங்களாம் தான் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு வந்து இதுவாக இருக்காங்க so president and vice presidents so இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு மார்க்கெட்லாம் தொடர்ந்து ரைசிங் கண்டினியூஸ் ரைசிங் இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் நவம்பர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு gap up previous close twelve thousand two hundred தான் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃபோர் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி நாங்கள் பார்த்தோம் பயங்கர பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து போச்சு ஸோ இதை நாங்கள் வந்து ஓப்பனிங்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணோம் twenty seven thousand two fifty வரைக்கும் மார்க்கெட் ஏறிச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டு கீழே க்ரீன் கலரில் டாட்டா டாட்டா காட்டுச்சு ஓகே ஸ்ட்ராட்டஜியும் நல்ல பையிங் ட்ரெண்ட் காட்டுது ஃபண்டமெண்டலாகவும் ஹெவியான நியூஸ்ன்றனால பிரேக் அவுட் கிடச்ச உடனே நாங்கள் இன்றைக்கி பை பண்ணோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக market three fifty fifty range three eighty வரைக்கும் வந்து போச்சு நாங்கள் அந்த த்ரீ எயிட்டியை குயிக்காக பார்க்கும்போது ரெண்டு லாட் எடுத்தோம் ரெண்டு லாட்டுக்கே எயிட்டீன் தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் டக்குன்னு ஒரு டவுன் வந்து மறுபடியும் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ நாங்கள் பார்த்தோம் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையிலே புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு லாட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு fifteen thousand fourteen thousand profit வரையிலே வந்து கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்லா rising twenty seven thousand four hundred அந்த ரேஞ்செலாம் தாண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேலி கொடுத்துச்சு மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ப்ராஃபிட் கண்ணுக்கு தெரியலே புக் பண்ணணும் அதுக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்றது எங்கள் பாலிசி ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஈஸியாக வெளியே வந்துடணும் குயிக்காக ப்ராஃபிட் கிடச்சா அதை நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் பட் ஒரு செட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெளியே வர்றது நல்லன்றனால நாங்கள் பார்த்தோம் ஒரு டவுன் வந்துட்டு ரெக்கவரி கொடுக்குதுன்றனால இந்த ரேஞ்சிலே வந்து கவர் பண்ணிடலாம் த்ரீ ஃபிஃப்டியில் அப்படின்ற மாதிரி நாங்கள் எய்ம் பண்ணோம் அதனால் த்ரீ ஃபிஃப்டி கிட்ட வரும்போதே வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருந்தோம் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எப்படி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி